ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சரியை நம்ம பார்த்தலாம் ஃபஸ்ட்டு சரியுடைய number five eight seven first வந்து நம்ம பார்க்குறது பேஸ்டல் ஷேடில் இருக்கக்கூடிய சாரீங்க பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர் பேஸ்டல் பிங்க்குங்க பாடி ஆஃப் சாரியும் pastel blue colour top and பாட்டம்லாம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் சேம் கலர் தான் பல்லுவன் ப்ளவுஸ் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியில் ஆல்டர்னேட்டிவாக வருங்க sari number five double eight இதுமே பேஸ்டல் தான் பல்லுவன் பிளவுஸ் ப்ளவுஸ் பேஸ்டல் பிங்க் கலர்லேயும் body of sari pastel green கலர்லேயும் இருக்குங்க same pattern second colour sari சாரியுடைய price six thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் ப்ரீபேமெண்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் sari number five eight nine body of sari magenta கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குங்க இது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் வாண்டட் கலர்னே சொல்லலாம் இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு யார் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த சாரீ கண்டிப்பாக புக் ஆகுங்க அண்ட் அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம கேட்குற டீட்டெயில்ஸுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் அண்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் ரிப்ளை கொடுங்க சப்போஸ் உங்ககிட்ட இருந்து நம்ம உங்களுக்கு புக் பண்ணிட்டோம் ஆனால் புக் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து சரியான ரிப்ளை இல்லை நம்ம அனுப்புகிற மெசேஜஸ்க்கு ரிப்ளை இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம புக் பண்ணதை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து யார் அந்த சாரி வந்து புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் ப்ரொசீட் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு சாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னா அப்ரோச் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா ஃபர்தராக வந்து ரிப்ளை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது sari number five nine zero body of sari double shade peacock blue பல்லுவன் blouse royal blue same pattern நம்ம பார்க்குறது ஃபிஃப்த்து கலர் சாரீ இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் பாடி ஆஃப் சாரீ சேம் அதே பீகாக் ப்ளூ தாங்க ஆனால் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து violet colour so same pattern நம்ம பார்க்குற ஃபிஃப்த் கலர் சரி அப்படிங்கிறதுனால நான் புட்டாஸெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக சொல்லிங்க ஏன்னா கோல்டு அண்டு சில்வரில் தான் ஆல்டர்னேட்டிவாக வருது டாப் அண்ட் பாட்டம் வரக்கூடிய அந்த ஒரு முக்கால் இன்ச் பார்டர் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலதில் கோல்டு டெஸ்ட் சரி வரும் ஒரு சிலதில் சில்வர் டெஸ்ட் சரியில் வரும் sari number five nine two body of sherry double shade blue and green mixed பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளூ இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டம்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் த்ரீ லைன்ஸ் வந்திருக்கும் stripes cash on delivery option இந்த சாரீஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க ஒரு சாரீ தான் அட் அ டைமில் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ண முடியும் அதுவும் அந்த சாரீ புக் பண்ணும்போதே three hundred rupees extra charges நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய amount six thousand five hundred rupees cash கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாம் sari number five nine three பல்லுவன் blouse blue body of sari double ஷேடுங்க அதாவது ப்ளூ அண்ட் கொஞ்சம் டார்க் பிங்க் கலர் வந்து கொஞ்சம் மிக்சிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிங்க்குங்கிறத விட டார்க் பீச் கலர் பீச் கலரும் ப்ளூவும் மிக்சிங்கில் இருக்குங்க டபுள் ஷேடில் வருது பேஸ்டல் ஷேட் மாதிரி வருது sari number five nine four பல்லுவன் blouse copper sulphate blue body of சாரியும் டபுள் ஷேடுங்க இது என்ன கலர்னா green and blue mixing double shade green and blue மிக்சிங்கில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரீ இந்த சாரீஸில் டசில்ஸ் போடலைங்க உங்களுக்கு டசில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் அதுவும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசில்ஸ் போட்டே சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டசில்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க அண்ட் டசில்ஸ் வேணுங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய அட்ரஸ் ஃபார்மெட்டில் நோட்ஸ் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும் அதில் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அண்ட் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு தடவை கூட எங்கிட்ட என்ன பண்ணிக்கோங்கன்னா மறுபடியும் மெசேஜ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க body of sari double shade yellow and rani பிங்க்கில் இருக்கும் blouse contrast blouse rani pink இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரிங்க இதில் பல்லுவும் பாடி ஆஃப் சாரி ஒரே கலர்லேயும் ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டாக வரும் sari number five nine six body of sari and பல்லு பெய்ஜ் கலர் இதோடைய contrast blouse pastel pink colour international shipping அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நம்பர் ஆஃப் சாரீஸ் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க sari number five nine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 இதில் பாடி ஆஃப் சாரி அண்ட் பல்லு பர்பிள் கலர்லேயும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் நேவி ப்ளூலேயும் இருக்குங்க அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து பியூர் சில்க்குங்க ஸோ பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் தான் இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி எதிர்பார்க்க வேண்டாம் வளவளப்பாவோ அல்லது பளபளப்பாவோ இருக்க எதிர்பார்க்க வேண்டாம் பியூர் பியூர் சில்க்கு கேத்த டெக்ஸ்டர் இருக்கும் அண்ட் த்ரீ பிளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் தின்னாக தாங்க இருக்கும் ஆனால் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய sarees next sari number six hundred சாரியுடைய நம்பர் சிக்ஸ் டபுள் ஜீரோ இது பேஸ்டல் ஷேட் தான் டபுள் ஷேடு பழுவன் ப்ளவுஸ் டார்க் லேவண்டர் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பெய்ஜும் லேவண்டரும் மிக்சிங்கில் இருக்குங்க இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் இருக்குது next sari number six zero one பல்லுவன் blouse black colour body of sari peacock green கலரில் இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் தான் இதுவுமே இந்த சாரீஸை நீங்கள் முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியுங்க நேரில் ஷாப்பில் சாரியோடைய பிக்சரோ வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது ஏன்னா மேக்ஸிமம் சாரீஸ் நம்ம வந்து ஆன்லைனில் ஷோ பண்ணும்போது ஆன்லைன் மூலமாகவே வாட்ஸ்அப் மூலமாகவே புக் ஆகிறதுனால நேரில் ஷாப்பில் சில கலெக்ஷன்ஸ் வந்து வைக்க முடியலைங்க sari number six zero two next sari வந்து சிக்ஸ் ஜீரோ டூ பல்லுவன் blouse algae green body of sari navy blue top and பாட்டமில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வரும் அந்த கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு லைன்ஸுமே வருங்க அதாவது சில்க் த்ரெட்லேயே லைன்ஸும் வரும் இது ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது ஒவ்வொரு சாரியுமே சில்க் மார்க்ஸ் சர்டிஃபிகேஷனோட வருது இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்து நம்ம சாரியில் அட்டாச் பண்ணி கொடுப்போம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணா நேம் வரும் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்